நீங்கள் நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ பற்றி நான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தொழில் பார்த்திங்கன்னா விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க இல்லை ஒரு விவசாயியாக இருக்கலாம் இல்லை வந்து வேலைக்கு போகிறவங்க இதை வந்து பார்ட் டைமாக செஞ்சு ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸை ரன் பண்ணலாம் இன்றைக்கி என்ன தொழிலை பற்றி பார்க்க போகிறோன்னா கோழி முட்டை உற்பத்தி தொழிலை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தர கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா நெஸ்ட் ஆர்கானிக் ஃபார்ம்ங்கிற கம்பெனி தான் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க இப்போ நம்ம பார்த்த கோழி முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையில் இருக்க அனைத்து சத்துக்களுமே வந்து இந்த முட்டையில் கிடைக்கும் இந்த முட்டையிலோட ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டை வந்து லோ கொலஸ்ட்ரால் உள்ள முட்டை ஸோ வந்து ஹார்ட் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா த்ரீங்கிற விட்டமின் சத்து வந்து இதில் வந்து அதிகமாக இருக்கனால சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் வந்து இதை வந்து சாப்பிட்லாம் எந்த வித பிரச்சனையும் கிடையாது எதனாலன்னு பார்த்திங்கன்னா இந்த கோழி வந்து எந்த வித ஊசியும் போடாமல் நம்ம வந்து இயற்கை முறையில் வளர்த்துறதுனால எந்தவித குறைபாடும் அந்த முட்டையில் வந்து இருக்காது இயற்கை முறையில் வளர்ப்பதற்கான அனைத்து பயிற்சிகளும் மற்றும் அனைத்து விதமான உதவிகளும் வந்து இவங்களே பண்ணுறன்ட்டு இருக்காங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்கிற ஸ்க்ரோலிங்கில் போயிட்டுருக்க ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க வந்து நாற்பத்தஞ்சு மாதத்துக்கு வந்து இந்த கோழி வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஒருவேளை கோழி இறந்து போனாலுமே வந்து உங்களுக்கு வந்து கோழி வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாவே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு மாதத்துக்கு மட்டும்தான் முட்டை விடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை விடுறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும் ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பதினஞ்சு மாதத்துக்கு அப்புறம் இந்த கோழி வந்து எடுத்துக்கிட்டு வேறு கோழி வந்து முட்டை விடுற கோழி மாதிரியே உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக முட்டை கொடுக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் எந்த விதமான லாஸும் வராது